ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக் புட்டாக இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் sari number five one three சாரியுடைய நம்பர் ஃபைவ் ஒன் த்ரீங்க பல்லு ப்ளவுஸ் பிங்க் கலரில் இருக்குது double shade pinkish orange body of sari golden yellow பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்டட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ப்ளவுஸு உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வார்ப்பு கிஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சேரீ கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடுங்க தாராளமாக நீங்கள் நம்மகிட்ட சாரீஸ் வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து கூட நீங்கள் இது பியூராக இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் sari number five one four பலூன் ப்ளவுஸ் பேஸ்டல் ப்ளூ கலர்லேயும் body of sari dark lavender கலர்லேயும் இருக்குங்க same pattern second colour sari so இந்த சேரீயில் புட்டாஸில் உங்களுக்கு சில்வர் அண்டு கோல்டுன்னு ஆல்டர்னேட்டிவாக வரும் பல்லுவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரி தாங்க சரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஐன் சரி தாங்க சாரியோடைய offer price six thousand five ஹண்ட்ரடுங்க ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது all over India with free ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் next sari sari number five one five prepayment ஆப்ஷனும் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குதுங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்போ தான் எங்களால் ஈஸியாக செக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ க்ரீன் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ சாரியுடைய number five one five next five one six இந்த ஃபைவ் ஒன் சிக்ஸில் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீம் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி ரெட் கலர்லேயும் இருக்குங்க same pattern fourth colour sari நம்ம பார்க்குறோம் அண்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணணும் நீங்கள் பிக்சர் மட்டும் அனுப்புனீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி செக் பண்ணவே முடியாதுங்க சாரீ கோடு இருந்தால் மட்டுமே தான் ஈஸியாக அதோடைய அவைலபிலிட்டி செக் பண்ணி அது அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஸோ நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கக்கூடிய அப்டேட்லேருந்து கேட்டிங்கன்னா மேபி ஃபியூ சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இதே ஒன் மந்த் ஏகோ அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள்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 ப்ளவுஸ் டார்க் வயலட் கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் ஷே வந்து டபுள் ஷேடில் இருக்குது ப்ளூ அண்டு க்ரீன் மிக்சிங்கில் இருக்குங்க சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற சிக்ஸ்த்து கலர் சாரீ அடுத்து நெக்ஸ்ட் பேட்டர்னில் sari number five one nine body of sari ink blue colour பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே காப்பர் கலர் டெஸ்டட் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க இந்த பேட்டர்னில் காப்பர் கலர் சரிங்க ஃபுல்லாகவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க அண்ட் உங்களுடைய parcel dispatch and delivery timing அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு சாரீ புக் பண்ணுறீங்க அதுக்கு பேமெண்ட் வந்து before five o'clock pay பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாரியை நெக்ஸ்ட் டே நம்ம இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணுவோங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பார்சல் டிஸ்பேச் ஆகிறது நெக்ஸ்ட் டே அதோடைய கொரியர் ஸ்லிப்பு நம்ம எப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்னா அதுக்கு அடுத்த நாள் ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய கொரியர் ஸ்லிப் உங்களுக்கு வந்து ஒன் டே கழித்து தாங்க அனுப்ப முடியும் ஏன்னா எப்போவுமே டிஸ்பேச் வந்து ஈவினிங் தான் இருக்கும் ஸோ ஈவினிங் டிஸ்பேச் பண்ணுறோன்னா கொரியர் ஸ்லிப்பு வந்து நெக்ஸ்ட் டே தான் நம்மளால் ஷேர் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சரி டபுள் ஷேரில் வருதுங்க பிங்கிஷ் ஆரஞ்ச் மாதிரி இருக்குது பல்லுவன் blouse ink blue sari royal blue sari நம்ம ஃபைவ் டுவெண்ட்டி பார்த்தீங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் பல்லூன் ப்ளவுஸ் டபுள் ஷேடுங்க ப்ளூயிஷ் க்ரீன் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டபுள் டோன் மாதிரி தான் வரும் பிங்க் கலர் தாங்க body of sari pink colour but double டோனில் வர மாதிரி இருக்கும் அதாவது dark pink and light mix ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு சாரிலேயுமே சில இடங்களில் அந்த டார்க் கலர்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 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு தான் வருதுங்க ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்